சுமை தாங்கி நீரையா என் சுமை தாங்க முடியாமல் வந்தேனையா சுமை தா வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பார்தல் தருவேன் சுமை தாங்கி நீரையா என் சு అలైము